ஜாவாவில் for loop குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு இதில் ஜாவாவில் for loop ஐ பயன்படுத்துவதை பார்க்கலாம் இதற்கு நான் பயன்படுத்துவது Ubuntu 11.10 JDK 1.6 மற்றும் Eclipse 3.7 இதை தொடர ஜாவா ல் ரிலேஷனல் ஆப்பரேட்டர்ஸ் மற்றும் ஐஎஃப் ஸ்டேட்மெண்ட் ஐ தெரிந்திருக்க வேண்டும் இல்லையெனில் அதற்கான டியூட்டோரியலை எங்கள் வலைத்தளத்தில் காணவும் இது for loop இன் syntax இது initialization, loop condition மற்றும் increment கொண்டுள்ளது இது loop condition உண்மையாகும் வரை இயக்கத்தை வைத்துக்கொள்ள for block கொண்டுள்ளது Eclipse இல் ஒரு உதாரணத்தை முயற்சிக்கலாம் Eclipse க்கு வருவோம் forloopdemo என்ற கிளாஸ் ஏற்கனவே உள்ளது மெயின் method னுள் போர் loop ஐ சேர்ப்போம் மெயின் function னுள் எழுதுக இன்ட் i செமிகோலன் பின் for within parenthesis i equal to 0 semicolon i less than 10 semicolon i equal to i plus 1 இந்த ஸ்டேட்மெண்ட் லூப் எவ்வாறு இயங்கப்போகிறது என தீர்மானிக்கிறது i equal to 0 என்பது loop இன் ஆரம்ப கண்டிஷன் இந்த கண்டிஷன் வேரியபிள் இனிஷியலைஸ் செய்யப்பட அனுமதிக்கிறது i less than 10 என்பது லூப் ரன்னிங் கண்டிஷன் கண்டிஷன் உண்மையெனில் போர் block இயக்கப்படும் இல்லையெனில் இது புறக்கணிக்கப்படும் அதாவது இ 10 க்கு சமமாகவோ பெரியதாகவோ ஆகும்போது ப்ளாக் இயக்கப்பட மாட்டாது i equal to i 1 loop variable எவ்வாறு மாறப்போகிறது என்பதை கூறுகிறது இங்கே இ ன் மதிப்பு 0 ல் ஆரம்பிக்கிறது இது பத்து ஆகும் வரை லூப்பின் ஒவ்வொரு iterationலும் ஒன்று அதிகரிக்கிறது. இப்போது i உடன் ஏதேனும் செய்யலாம். ஓப்பன் மற்றும் குளோஸ் கர்லி பிராக்கெட்ஸ் கர்லி bracketகளினுள் எழுதுக system dot out dot println within brackets i into i semicolon 0 முதல் 9 வரையான ஒவ்வொரு எண்ணின் இருபடியையும் இது அச்சடிக்கும் வெளியீட்டை காணலாம் புரோகிராமை சேமித்து இயக்கவும் பார்ப்பது போல லூப் எண்கள் 0 முதல் 9 வரை இயங்குகிறது ஒவ்வொரு இட்ரேஷனிலும் அந்த எண்ணின் இருபடி அச்சடிக்கப்பட்டுள்ளது 3 அல்லது 5 மடங்குகளாக உள்ள இரு இலக்க எண்கள் அனைத்தையும் அச்சடிக்கலாம் எனவே i 10 இருந்து 99 வரையான மதிப்புகளை கொண்டிருக்க வேண்டும் i 0 ஐ i 10 என மாற்றுக i லெஸ் than 10 ஐ i லெஸ் than 100 என மாற்றுக கர்லி bracketகளினுள் 3 அல்லது 5 ன் மடங்குகளாக உள்ள எண்ணை மட்டும் அச்சடிப்போம் எழுதுக if within brackets i mod 3 double equal to 0 or within brackets i mod 5 double equal to 0. இந்த statement இது i ஆனது 3 அல்லது 5 ஆல் வகுப்படக்கூடியதா என சோதிக்கிறது. பின் curly bracketகளினுள் i இன் மதிப்பை அச்சடிக்கிறோம் இவ்வாறு வெளியீட்டை காண்போம் புரோக்ராமை சேமித்து இயக்குவோம் எண்களானது 3 அல்லது 5 இன் மடங்குகளாக இருப்பதை காணலாம் இவ்வாறு ஜாவாவில் for loop ஐ பயன்படுத்துகிறோம் இத்துடன் இந்த டுடோரியல் முடிகிறது இதில் ஜாவாவில் for loop ஐ பயன்படுத்துவதை பார்த்தோம் இப்போது பயிற்சி ஒரு மூன்றிலக்க எண் தன் இலக்கங்களின் முப்படியின் கூடுதலுக்கு சமமாக இருந்தால் அது ஆம்ஸ்ட்ராங் எண் எனப்படும் உதாரணமாக 153 equal to one cube plus five cube plus three cube இது போன்ற அனைத்து மூன்றிலக்க எண்களை கண்டறியவும் இந்த இணைப்பில் உள்ள காணொளி ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்க சொல்கிறது இணைப்பு வேகமாக இல்லை எனில் தரவிறக்கி காணவும் ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது இணையத்தில் தேர்வெழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் அளிக்கிறது மேலும் விவரங்களுக்கு மின்னஞ்சல் செய்யவும் contact at spoken tutorialorg spoken tutorial பாடங்கள் டாக் டு எ டீச்சர் திட்டத்தின் முனைப்பாகும் இதற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய MHRD இன் ஐசிடி மூலம் தேசிய கல்வித் திட்டத்தின் வழியே கிடைக்கிறது மேலும் விவரங்களுக்கு spoken tutorial dot org slash NMEICT hyphen intro தமிழாக்கம் பிரியா நன்றி